மர்மமான நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருப்பது பூமியில் இவ்வளவு பிரம்மாண்டமான சித்திரங்களை செதுக்கியது யார் வேற்றுக்கிரகவாசிகளின் வேலையா அல்லது ஆதி மனிதனின் அசாத்திய திறமையா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே பெல் பட்டன் தட்டி ஆளுன்னு கொடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இது மாதிரி வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உலக வரைபடத்தை முத முதல்ல வரைஞ்சவர் வந்து கிரேக்க நாட்டின் அறிஞர்கள் ஒருவரான எராடோஸ் தினிஸ் அப்படிங்கிறவர் தான் உலகத்தின் வரைபடத்தை முத முதல்ல வரைந்தவர் ஆனால் நம்ம பூமியில் மிகவும் மர்மமான வியப்பூட்டக்கூடிய பெரிய வரைபடங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கிற வரைபடங்களை தான் நாஸ்கா கோடுகள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோடுகள் எங்கே இருக்குதுன்னா பெருநாட்டில் உள்ள லீமாங்கிற ஊரில் இருந்து இரநூத்தி ஐம்பது மைல் தொலைவில் ஒரு பெரிய வறண்ட நிலப்பகுதியில் இந்த கோடுகளை வரைஞ்சிருக்காங்க இந்த பகுதி பழமையான மர்மம் வாய்ந்த விஷயங்களில் ஒன்றா பார்க்கப்படுது அந்த சமவெளி பூமியில் நூற்றி எழுபது மைல் அகலத்துக்கு அதிகப்படியான ஆழமில்லாத விசித்திரமான உருவங்கள் செதுக்கி இருக்கிறதாகவும் ஆனால் உயரத்திலிருந்து பார்த்தால் மட்டுமே அந்த உருவங்கள் தெரிகிறதாகவும் அதில் ஒவ்வொன்றும் ஆறு முதல் பன்னிரெண்டு அடி அகலமாக இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க தென் அமெரிக்காவின் பழங்குடியான நாஸ்கா அப்படிங்கிற இனத்தை சேர்ந்தவங்களால் இந்த கோடுகள் வரையப்பட்டிருக்கலாம் என்பதால் இதை வந்து நாஸ்கா கோடுகள் அப்படின்னு அழைக்கிறாங்க இவை வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது அதுலேயும் இந்த கோடுகள் முப்பது மைல் தூரம் வரைக்கும் இருக்கிறதாகவும் இந்த கோடுகளை உயரத்திலிருந்து பார்க்கும்போது ஒரு சுழல் கைரேகை போல் தெரிவதாக சொல்லப்படுது அதேபோல் இந்த கோடுகளை அவர்கள் வரையும் போது ஒரு சரியான முறையை பயன்படுத்தவில்லை என அதை பார்க்கும்போது தெரிகிறது ஆயிரத்தி ஐநூறுகளில் இந்த கோடுகளை முதல் முறையாக பார்த்த விமான பயணிகள் இது ஏதோ மேடு பள்ளமான சாலை அப்படின்னு நினச்சிருக்காங்க ஆனால் கடந்த கால நாகரிகத்தின் சிக்கலான கோடுகள் இவை அப்படின்னு அவங்களுக்கு அப்போ தெரியலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு வரையிலும் கூட இந்த நாஸ்கா கோடுகளை யாரும் கண்டுக்கலை ஒரு நாள் பெருவை சேர்ந்த டொரியோ மெசியா செஸ்பே என்ற தொல்பொருள் ஆய்வாளர் அங்கே உள்ள மலை மேலே ஏறி போயிட்டு இருந்திருக்கார் அப்போ மலை உச்சியிலிருந்து அந்த வறண்ட நிலப்பகுதியை பார்த்துருக்காரு உயரத்திலிருந்து பார்த்ததால் அவருக்கு மலை அடிவாரத்தில் சில வித்தியாசமான வளைவுகள் செதுக்கி இருக்கிறது தெரிஞ்சிருக்கு அவர் மனசில் இது பாலைவனத்தில் இருக்கும் பள்ளங்களோ இல்லை பண்டைய காலத்தில் உள்ள சாலைகளின் ஈடுபாடுகளோ அல்ல இவை எல்லாமே ஏதோ திட்டமிட்டு யாரோ வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு அவர் மனசில் தோணியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இது ஏதோ பூமியில் செதுக்கப்பட்ட சின்னங்களாக இருக்குமோ தரையிலிருந்து பார்த்தா சாதாரண பள்ளமாக தெரியுது உயரத்துலேருந்து பார்த்தா மட்டும் ஏதோ உருவம் தெரியுது அப்படின்னு மனசில் ஒரு சந்தேகம் வந்து இதை பற்றி மற்ற ஆய்வாளர்கள்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் தான் இந்த நாஸ்கா கோடுகளை பற்றி உலகுக்கு தெரிஞ்சிருக்கு அதிலிருந்து அடுத்த நூறு வருஷமாக உலகத்தின் மர்மமான நாஸ்கா கோடுகள் ஆய்வாளர்கள் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தாங்க பெரு நாட்டில் உள்ள பழங்குடியினரான ரியோ கிராண்டடி நாஸ்கா அப்படிங்கிற இனத்தை சேர்ந்தவங்க அங்கு உள்ள நதிப்படுகையில் சில சிக்கலான வடிவத்தில் வெட்டப்பட்ட பள்ளத்தை தான் நாஸ்கா கோடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த கோடுகளை பற்றி சொல்லப்படும் அமானுஷ்யமான விஷயங்களுக்காகத்தான் இது பிரபலமாக இருக்குது அந்த அமானுஷ்யங்களை நம்புகிறவங்க சொல்கிறது என்னென்னா சுமார் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பறக்கிற சக்தி இல்லாமல் நாஸ்கா இன மக்கள் கோடுகளால் இவ்வளோ பெரிய உருவங்களை செதுக்கி இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா மேல் நோக்கி உயரத்திலிருந்து பார்த்தால் மட்டுமே நாஸ்கா கோடுகளில் என்ன படம் வரைஞ்சிருக்கு அப்படின்னு தெளிவாக தெரியும் அதனால் அவங்களுக்கு அநேகமாக ஏலியன்கள் உதவி இருக்கணும் அந்த ஏலியன்கள் உதவியோட தான் நாஸ்கா இன மக்கள் இந்த கோடுகளை வரைந்திருக்க முடியும்னு சொல்கிறாங்க விண்வெளியிலிருந்து வரும் ஏலியன்களுக்கு தெளிவாக தெரிவதற்காக கூட இந்த கோடுகளை எல்லாம் இவ்வளவு பிரமாண்டமாக செதுக்கி இருக்கலாம்னு நம்பப்படுது என்ன உருவங்கள் அதில் செதுக்கி இருந்துச்சுன்னா மனிதனோட உருவம் பூச்சிகள் பறவைகள் மீன் மரங்கள் அப்புறம் பல வகையான பூக்கள் இப்படி பூமியில் இயற்கையாக உள்ள உயிரினங்களோட உருவங்களே வரையப்பட்டிருக்கு விண்வெளி வீரரோட உருவம் கூட அதில் செதுக்கி இருக்கிறதாகவும் அந்த உருவம் மனிதனோட தலையும் விண்வெளி வீரர் போட்டி இருக்கிற மாதிரி உடையும் அதில் செதுக்கி இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த நாஸ்கா கோடுகளை பற்றி சுவிஸ் நாட்டின் பிரபல எழுத்தாளரான எர்ச்வான் டெனிகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ஒரு புத்தகம் வெளியிட்டார் அந்த புத்தகத்தோட பேர் சேரியர்ஸ் ஆஃப் கார்ட்ஸ் நாஸ்கா கோடுகளில் உள்ள சில உருவங்களை பார்த்த அந்த எழுத்தாளர் இந்த உருவங்கள் எல்லாம் வேற்றுலக ஜீவராசிகளை உள்ளடக்கி செதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் நம்பினார் நாஸ்கா கோடுகளால் அதிகபட்சம் புராண கதைகளையே உருவாகி இருக்கிறது அது என்னன்னா கிமு நூறுலேருந்து கிபி எண்ணூறு வரைக்கும் லீமாவில் வாழ்ந்த நாஸ்கா இனத்தினருக்கு இறந்து போன உடலை எப்படி முறையாக பதப்படுத்துறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு இதனால் அந்த பகுதியில் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களுக்கு பல பதப்படுத்தப்பட்ட உடல்கள் கிடைச்சிருக்கு அதில் இயற்கைக்கு மாறாக நீண்ட மண்டியோடுகள் உள்ள விசித்திரமான மம்மிகள் சிலவும் மர்மமான மூன்று விரல் கொண்ட மம்மிகள் சிலவும் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த மம்மி எல்லாத்தையும் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூன் அன்னைக்கு பரிசோதனை செஞ்சுருக்காங்க அந்த பரிசோதனை முடிவில் அது மனிதனாக இருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறது ஆய்வாளர்களோட கருத்து அதனால் நாஸ்கா கோடுகளை உருவாக்குனதில் கண்டிப்பாக வேற்றுக்கிரகவாசிகளோட பங்கு இல்லைன்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க பூமிக்கு வேற்றுக்கிரகவாசிகள் வர்றாங்க போகிறாங்க அப்படிங்கிற கதை வேணால் கேட்குறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கலாம் ஆனால் அதுக்கான அதிகபட்சமான சாத்தியக்கூறுகள் இருக்கும் பட்சத்தில் தான் அதை உண்மையா பொய்யான்னு சொல்ல முடியும் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க நாஸ்கா கோடுகளில் அப்படி வேற்றுக்கரகவாசிகள் வந்து போனதுக்கான எந்த தடயமும் இல்லை பூமியை சேர்ந்த விஷயங்களே அதில் அதிகம் இருக்கே தவிர பூமியை தாண்டிய எந்த விஷயமும் அதில் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது எவ்வளோதான் நம்ம விஞ்ஞானத்திலையும் தொழில்நுட்பத்திலையும் வளர்ந்து ஜேம்ஸ் டெலஸ்கோப் வச்சு கருந்துளையவே கடந்து போனாலும் நம்ம தஞ்சை பெரிய கோயில் கோபுரத்தில் கல் எப்படி மேலே போச்சு எகிப்தின் பிரமிடை யார் எப்படி கட்டியிருப்பா நாஸ்கா கோடுகளை வரைஞ்சது யார் என்ன காரணத்துக்காக வரையப்பட்டது அப்படின்னு அந்த காலத்தில் உள்ள தொழில்நுட்பத்தை வச்சு நம்ம முன்னோர்கள் இந்த பூமியில் உருவாக்கி வச்ச மர்மமான அடையாளங்களை எல்லாம் வேற்றுக்கிரகவாசிகள் வந்து வெட்டியிருப்பாங்களோ ராட்சச மனிதர்கள் வந்து கட்டியிருப்பாங்களோ அப்படின்னு இன்னும் நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி உருவானதாக சொல்லப்படுற நாஸ்கா கோடுகளில் பூமியில் ஏற்பட்ட வானிலை காரணமாக அந்த பள்ளத்தோட நிறம் சிவப்பு மற்றும் பழுப்பு நிறமாக மாறியிருக்கான் அந்த பள்ளத்தோட அடியில் மண்ணெல்லாம் மஞ்சள் நிறமாக இருக்கிறதுனால எவ்வளவு உயரத்திலிருந்து பார்த்தாலும் தனியாக தெளிவாக தெரியுதுன்னு சொல்கிறாங்க இந்த கோடுகளை எப்படி செதுக்கி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஆய்வாளர்களோட கருத்து என்னென்னா இவ்வளோ பெரிய கோடுகளை பூமியில் செதுக்கிறதுக்கு முன்னாடி அதோட மாதிரியை சின்ன உருவமாக முதல்ல செதுக்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கயரால் அளந்து கட்டி வச்சு செதுக்கியிருப்பாங்க அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க மேலே விமானத்தில் போய்கிட்டு இருக்கும்போது ஜன்னல் வழியாக பார்த்தா இந்த நாஸ்கா கோடுகள் நல்ல தெளிவாக தெரியுமாம் ஆனால் மலை அடிவாரத்தில் உள்ள பாதை மாதிரி இருக்குமா அநேகமாக அந்த நாஸ்கா இன மக்கள் ஆய்வாளர் செஸ்பே ஏறின மலையில் நின்று பார்த்து தான் இந்த கோடுகளை எல்லாம் சரியாக செதுக்கி இருக்கணும் அப்படின்னு நம்பப்படுது அந்த மக்கள் வாழ்ந்த நிலப்பகுதி எப்படின்னா மழையே அதிகம் பெய்யாத வறண்ட பகுதி வருஷத்துக்கு அதிகப்படியாக நாலு மில்லிமீட்டர் தான் மழை பெய்யுமா அதனால் அந்த பகுதி முழுக்க புழுதி அதிகமானதால் அந்த மக்களோட கலாச்சாரமும் நாஸ்கா கோடுகளும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வெளி உலகத்திற்கு தெரியாமலே போனது முன்னாடி சொன்ன விஷயத்தில் அந்த மூணு விரல் மம்மி வந்து சும்மா புரளின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க ஆனால் நீளமான மண்டையோட மம்மி இருக்கிறது உண்மைதானா அது எப்படின்னா ஒவ்வொரு பழங்குடியினரும் அவங்க இனத்தை மற்ற இனத்திலிருந்து வேறுபடுத்தி காட்டுவதற்காக குழந்தை பிறந்ததிலிருந்து கையால் மண்டையை நீவி விட்டு நீவி விட்டு நீளமாக்கிடுவாங்க அந்த முறைக்கு பெயர் செயற்கை மூளை சிதைவு அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க அந்த நாஸ்கா இன மக்கள் இந்த கோடுகளை என்ன காரணத்துக்காக உருவாக்கினாங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு ஆய்வாளரும் ஒவ்வொரு விதமாக ஆராய்ச்சி பண்ணினாங்க அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா வானிலை ஆராய்ச்சியாளர்களான பால்கோ சோக் மற்றும் மரியா ரீச் இவங்க ரெண்டு பேரும் அநேகமாக இந்த கோடு சூரியனும் சந்திரனும் உதிக்கும் திசையை தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கணும் இல்லை ராத்திரிக்கு வானத்தில் விண்மீன் அடையாளமாக இருக்கிறது மாதிரி இது பூமிக்கு அடையாளமாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி நாஸ்கா இன மக்கள் வரைஞ்சிருக்கலாம் அப்படின்னு இந்த ரெண்டு ஆய்வாளர்களும் சொல்கிறாங்க ஆனால் இப்போ உள்ள ஆய்வாளர்கள் அந்த விளக்கத்தை ஏற்றுக்கலை அந்த கோடுகளுக்கும் வானத்துக்கும் எதுவும் சம்பந்தம் இருக்கிற மாதிரி தெரியலைன்னு இப்போ உள்ளவங்க சொல்கிறாங்க நேஷனல் ஜியாகிரபி நிறுவனத்தை சேர்ந்த ரெயின்ஹார்ட் என்ன சொல்கிறாருன்னா ஒன்று இது மத சடங்குகளுக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கணும் இல்லை தண்ணியை மையமாக வச்சு வரைஞ்சிருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஏன்னா அந்த பகுதி மழை பெய்யாமல் வறண்டு போய் கிடக்கிறதுனால அங்கே வாழ்கிற நாஸ்கா இன மக்களுக்கு தண்ணி வந்து ரொம்ப அவசியமான ஒன்று பண்டைய கலாச்சாரத்தில் சிலந்தி மலையோட சம்மந்தப்பட்டது அதே மாதிரி அவங்க செதுக்கி இருக்கிற குரங்கு ஹம்மிங் பறவை இதெல்லாம் பெருவுக்கு பக்கத்தில் இருக்கிற காட்டை குறிக்கிறதா கூட இருக்கலாம் ஏன்னா அந்த காட்டில் நிறைய தண்ணி இருந்திருக்கும் அதுக்காக கூட அந்த உருவங்களை எல்லாம் அந்த நாஸ்கா இன மக்கள் செதுக்கி இருக்கலாம் அப்படிங்கிறது ஆய்வாளர்களோட எண்ணம் ஆனால் நாஸ்கா ஏன் அந்த கோடுகளை இந்த பூமியில் இவ்வளவு பிரம்மாண்டமாக செதுக்குனாங்க அப்படிங்கிற கேள்விக்கு இன்னும் விடையே தெரியாத மர்மமாகவே இருக்கிறது மீண்டும் அடுத்த வீடியில் சந்திப்போம் வணக்கம்